ஹலோ இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு ஃப்ரூட் ஜெல்லி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் நம்ம யூஸ்வலாக வந்து ஜெல்லி வந்து கடையில் வாங்குவோம் பட் இது வீட்லேயே எப்படி தயாரிக்கிறது அதுவும் ஃப்ரூட்ஸை ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் வச்சு எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரை ஆப்பிள் நல்லா வந்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதே போல் ஒரு கொஞ்சம் பேரிச்சம்பழம் வந்து அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன் அரை கப் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்திருக்கேன் இது ரெண்டு சாத்துக்குடியோட ஜூஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை மூணு டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் ஒன்றரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நம்ம வந்து இது ஜெலட்டின் பவுடருக்கு ரெண்டு கப் லிக்விட் ஆகுது ஏன்னா ஆரஞ்சு ஜூஸும் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ரெண்டு கப் ஆகிடும் இப்போ இதை வந்து நம்ம ஜெலட்டின் பவுடரை வந்து இதில் நம்ம கலக்கலாம் இதை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் கலந்துக்கலாம் வந்து ஆரஞ்சு ஜூஸும் வந்து ஊற்றிடலாம் உளுந்த திராட்சையும் போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து சூடு பண்ணலாம் இது வந்து வெறும் நீங்கள் வந்து கரையிற வரைக்கும் தான் வந்து சூடு பண்ணணும் அதுக்கு மேலே வந்து சூடு பண்ண வேண்டாம் அது நான் ஏன் திராட்சை போட்டேன்னா அதில் கொஞ்சம் வெந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டும் இருக்கும் கொஞ்சம் வந்து அது ஜெல்லியில் சாடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் போட்டேன் ஜெலட்டின் பவுடர் கரைஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இதில் நம்ம சர்க்கரையும் கலந்துக்கலாம் ஜெலட்டின் பவுடருக்கு பதிலாக நம்ம அகர் அகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜெல்லி பண்ண இப்போ இது வந்து பாயில் ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு நம்ம வந்து எல்லாம் கலந்துட்டோம் நல்லா கலக்கி வச்சிட்டோம் கலந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும் இப்போ நான் வந்து ஒரு மூணு கலர் ஜெல்லட்டன் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறேன் இப்போ வந்து இது வந்து எல்லோ கலர் இது மாதிரி கிளாஸ் போலில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லோ கலர் இது வந்து க்ரீன் கலர் இது வந்து ஆரஞ்சு ரெட்டு இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வந்து சூடாக இருக்குது இது வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு ஆகிற மட்டும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்துக்கலாம் அதில் இப்போ நம்ம ஒரு ஒரு கரண்டி வந்து அதில் அந்த அதில் ஊற்றி ஒரு நேரத்துலையும் ஊற்றிட்டு நம்ம கலர் கலக்கிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஃப்ரூட் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு இந்த திராட்சையும் வந்து ஒரு நாள் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அதை பேரிச்சம்பழமும் ஆப்பிளும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் உங்களுக்கு ஒன்றும் நட்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை வந்து வேறு ஃப்ரூட்ஸ் கூட வந்து நீங்கள் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம் நான் வந்து இருக்கிறத நான் போடுறேன் இப்போ நம்ம இதில் வந்து ஒன்று ஒன்றுத்துலேயும் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ ஆரஞ்சு ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து வெளியே எடுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் வைக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து இதை தண்ணியில் வச்சுட்டு சைடெல்லாம் வந்து ஒரு கத்தியில் வந்து லைட்டாக வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா அது அப்படியே வந்துடும் இப்போ கண்டெய்னர் விட்டு நம்ம இந்த இதை வந்து ஈஸியாக வந்துடுச்சு கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் வச்சுட்டு எடுத்த உடனே வந்துடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளே வந்து ஜெல்லி வீட்டில் வந்து நல்ல ஹெல்த்தி ஜெல்லி தயாரிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் நீங்களும் வந்து இதே போல் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கமெண்ட் சொல்லுங்கள் இது நல்ல ஆரஞ்சு ஃப்ளேவர் ப்ளஸ் ஆப்பிள் பேரிச்சம்பழம் திராட்சைலாம் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்டி ஜெல்லி நம்ம தயாரிச்சிட்டோம் fruit jelly Thanks for watching.